இந்த லெசனில் நம்ம வேரியபிள் ஸ்கோப் பற்றி பார்ப்போம் இப்போது நான் ஸ்போர்ட்ஸ்னு ஒரு அரே டிக்ளேர் பண்ணிட்டேன் இந்த அரையில் வந்து கிரிக்கெட் ஃபுட்பால் ஹாக்கின்னு வேல்யூஸ் இருக்குது இப்போ இந்த ஸ்போர்ட்ஸ் அரேவை நான் ஐட்ரேட் பண்ணுறேன் அதாவது லூப் பண்ணுறேன் sports dot is dot two ஐயின் உடனே இதை நம்ம லூப் லூப் பண்ணலாம் இப்போ இந்த ஐயன்ற வேரியபிள் என்னென்னா இங்கே இருக்கிற ஒரு ஒரு வேல்யூ வாங்கும் இந்த ஐயன்ற வேரியபிள் வந்து இந்த டூ பிளாக்குக்கு மட்டுமான வேரியபிள் அதாவது அங்கே தான் அதோட லோக்கல் ஸ்கோப் இருக்குது இதை நம்ம வெளியே யூஸ் பண்ண ட்ரை பண்ணோம்னா என்ன ஆகுதுன்னு பார்க்க இது பார்த்தீங்களா அன்டிஃபைன் லோக்கல் வேரியபிளாக மெத்தட் ஐன்னு வருது அப்போது வந்து ஐயை வந்து வெளியே ஆக்சஸ் பண்ண முடியாது அது வந்து இந்த பிளாக்குள்ளே மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும்னு அர்த்தம் இதே வந்து நம்ம இன்னொரு மெத்தடுக்குள்ளே ட்ரை பண்ணி பார்க்கலாம் டெஃப் அலோன்னு ஒரு மெத்தட் நான் யூஸ் பண்ணுறேன் அதுக்குள்ளே வந்து ஏ வந்து ஹாய்னு டிஃபைன் பண்ணுறேன் அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணுறேன் நான் இந்த மெத்தடை இன்வோக்கும் பண்ணுறேன் ஓகேவா இப்போ வந்து ஏவை நான் இங்கே கால் பண்ணனா என்ன வரும்னு நினைக்கிறீங்க கால் பண்ண முடியுமா முடியாது ஏன்னா ஏவோட ஆக்சசிபிலிட்டி இதுக்குள்ளே தான் இப்போ இங்கே வந்து எண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளேயும் இந்த டூக்கு நடுவில் இருக்க இந்த ஐ வந்து அதோட மட்டும் முடிஞ்சிருச்சு அதுக்கு வெளியே அதை ஆக்சஸ் பண்ண முடியாது அதே மாதிரி இந்த எண்டுக்கும் இதுக்கும் நடுவில் இருக்கிறது வந்து இங்கே ஆக்சஸ் பண்ண முடியாது